யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்ல துணி கூட இல்லாம அனுப்பிச்சிட்டாங்க சார் எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல சார் ஓய் கூவத்துல குதிச்சு செத்து சிக்மா மேல் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே குடி நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம்னா ரோஜா சரி ரோஜா சீரியல் வந்து எங்கள் அம்மா வந்து மும்புறமாக பார்ப்பாங்க அந்த ஒரு ஆடு கூட வந்து லைக் ஆடு வந்தால் கூட நெக்ஸ்ட் சேனல் வந்து மாற்ற விட மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா சரி இந்த நாடகத்தில் வந்து என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நேற்று தான் வந்து உட்காந்து எனக்கு ஒரு பக்கத்தில் வந்து சீப்பாக இருக்குது அந்த நாடகத்தை பார்த்து எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் பார்த்து அப்படியே வந்து பிக்ஸாக்காக வந்து இருக்கு சரி ஓகே இதுக்கு மேலே என்னால் வந்து பொறுக்க முடியாது முடியலடா முடியல மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஓகேவா வீடியோக்குள்ள போகலாமா வணக்கம் மேடம் மேடம் டீ கொண்டு வந்திருக்காரு குடுக்க சொல்லலாமா யோ சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாம யாரை கேட்டு டீ எல்லாம் ஆர்டர் பண்ணீங்க வழக்கமா குடுக்கிறது தான் மேடம் அப்படி சொல்லக்கூடாது வழக்கமா இந்த சீன்ல வைக்கிறது தான் மேடம் அப்படி சொல்லணும் சரியா என் பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல இது எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் எங்க டீ தண்ணங்க கொடுக்குறான் பாபா விற்கிறான் என்ன ஒரே தலைவலியா இருக்கு மேடம் அவங்கள ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்கு அதே தான் டெய்லி அதே ரோதனை தான் அவங்கள ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க ஒரு டீயாவது கொடுக்க சொல்லுங்க குடிச்சா நல்லா இருக்கும் டீ பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கேங்க அர்ஜுன் சார் ரொம்ப சைலண்டாவே இருக்காரு உனக்கு எத்தனை தடவை சொல்றது அர்ஜுன் வந்துட்டாளே தலைவ இதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன கஷ்டம் மாறி மாறி சொல்லி நீலாம்பரிய தப்பிக்க வைக்க பாக்குறியா இப்படியே இருந்தீங்கன்னா அவ இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா இல்ல மேடம் இவ ப்ளீஸ் நீங்க டென்ஷனா இருக்கீங்க நீங்க வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அவரும் டீ குடிக்கட்டும் டீயை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஓடுறாங்களையா பாவம் அந்த டீ வாய் இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டீ கொடுங்க okay sir sir and 3 music. What a miracle. Ma'am சொதப்புரா மேம் சொதப்புரா மேம் அவங்க இல்ல மேம் நீங்க தான் மேம் ஏன் இப்படி பண்றீங்க நீங்க போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க சார் எழுந்துங்க சார் நிறைய வருது அது அங்க இருந்து வரலங்க இங்க இருந்து வருதுங்க ஆயிரத்தி அறுபத்தி எட்டு எபிசோட எங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க தெரியல மேடம் நீங்க யாரையாச்சும் வந்து மயக்க போட வைக்கணும்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க பத்து ரூபாய் டிவியில மயக்க மருந்த கலந்து கொடுத்தீங்கன்னா மயங்கி ஊந்துருவாங்க இதை நான் சொல்லல உளவியல் பூர்வமா நம்ம ரோஜா சீரியல் இருந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரியாதாடா நிஜமாவே அந்த பெண்ணு தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பின்னாலதான் தரும் பாருங்க அதுதான் நினைச்சீங்க ஆனா அது கிடையாது அதுக்கும் மேல அதுக்கும் மேல சசி கா எனக்கா சிவாதா போன் பண்றான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு சொல்லு சிவா என்னாச்சு மேடம் ஒரு குட் நியூஸ் அந்த டூப்ளிகேட் நீலாம்பரியோட கதை ஓவர் என்ன மேடம் சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இது எனக்கு சந்தோஷமான விஷயம் இல்லடா அந்த அர்ஜுன் கிட்ட நான் திரும்பவும் தோத்துருக்கேன் என்ன மேடம் சொல்றீங்க உனக்கு அதெல்லாம் புரியாது நீ போன வை மியூசிக் <laughs> கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு இவர் எஸ்ஐயா என்னன்னே தெரில பட் கஷ்டப்பட்டு ஒரு இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் நானே ஒரு கொல்ல போட்டுடுவேன் செய்யுங்க மேடம் செய்யுங்க அப்பனாவது இந்த எபிசோடு முடிதான் பார்ப்போம் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கேன் ஜேஎஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம் வயசு பொண்ணை வீட்டு விட்டு விரட்டிட்டாங்களேன்னு வருத்தப்படுவாரு நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கோன்னு சொன்னாலும் சொல்லுவாரு அப்படி இந்த அம்மா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வச்சிங்களேன் அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து சேவைகளை செஞ்சுட்டு நல்லது செஞ்சுட்டு அவங்களாம் வந்து நல்லது செஞ்சனால இந்த அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க ரேஞ்சில் வந்து இந்த அம்மா ஃபீல் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே விஷயம் வேலை வீட்டில் உட்காந்து எல்லார் குடும்பத்தையும் கெடுக்கிறது பின்ன என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியே தான் அனுப்புவாங்க இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது like the man like the man புரியல சொல்லு சொல்லு அனு என்னாச்சு ஏன் ஆளுற எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாம போயிட்டாங்க சார் எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார் எல்லாருமே சேர்ந்து என்ன சாவுல சாவு செத்த பயில சாவு சாவுல செத்த பயில நிக்க வச்சுட்டாங்க முதல்ல அலறத நிறுத்து மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தான்னு சொல்கிற மாதிரி தலை எது வாழதுன்னு புரியாம யாரும் இல்லைங்கிற நடு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு பாலுக்கு பாலு கோல் அடிப்பார் உங்ககிட்ட ஜூனியரா சேர்ந்தது அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போச்சு சார் அதுக்கு என்ன இப்போ நான் உங்ககிட்ட ஜூனியரா சேர்ந்தது அவனுக்கு பிடிக்கல சார் அவனுக்கு என்னையே பிடிக்காது நீ எங்கிட்ட ஜூனியரா சேர்ந்தது மட்டும் உனக்கு பிடிச்சிருமா நான் மேட்ருக்கு வர்றேன் வா என் ஏரியாவில் விளக்கெரியல மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆனா இந்த ஒரு இடத்துல தான் வந்து ட்ரிகர் ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ ஆக்சிடென்ட் பார்த்தேன் பிகில் படத்தில் யோகி பாபா அந்த பாலுக்கு எத்தனை போய் வரேன் அந்த மாதிரி எத்தனை போய் காரில் போய் குத்திட்டு உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு அப்பனே முருகா ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே அப்புறம் ஒரு ஏழு நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் டவுட்டுங்க இப்போ ரோட்டில் அடிபட்டு இருந்து ஒரு போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்தா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சேர்ப்பாங்க ஆனா இங்க மட்டும்தான் சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது உங்களை பேசினாலே சிரிப்பு தான் வருது இங்க அணுங்கிறவங்க போலீஸ் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே அவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எமர்ஜென்சி வார்டு எமர்ஜென்சி வார்டா சார் வடகரி வடகரி யாரும் கொடகரி யாரும் போலாகுது என்ன ஐயோ விட்டா சஞ்சரி விஜயே பண்றான் போலயே இவ்வளோண்டு அடிபட்டதுக்கு ஒரு டீச்சரு இல்லைனா ஒரு என்னது ஃபஸ்ட் எய்டு கிட்டு அதெல்லாம் வாங்கி ஆயில்மெண்ட்டு நம்ம வீட்டிலலாம் அடிப்படை மஞ்சள் வைப்பாங்க மிஞ்சி போனால் அவ்வளோதான் கொடுப்பாங்க இல்லைன்னா வச்சிங்களா ஒரு டீட்டின்னு ஒன்று போடுவாங்க விட்டுங்க நல்லா இருந்த குடும்பங்க இது விடக்கூடாது விடக்கூடாது போடக்கூடாது போடக்கூடாது அவனை விடக்கூடாது அவனை விடக்கூடாது நல்லா இருக்க குடும்பங்க விடக்கூடாது பூஜாவை விடக்கூடாது இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலனாலும் வந்து பாருங்கள் ஏன்னா வந்து சப்போர்ட் நீங்கள் பண்ணால் மட்டுமே தான் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எங்களோட அவுட்புட்லாம் கொடுத்து நல்லா பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்ன கேட்க போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபு இதை தான் வந்து கேட்க போகிறோம் மறக்காமல் பண்ணிவிடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க